என்ன பையனை ஸ்கூல் கூட்டு போறீங்களா ஆமாண்டா நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறிய என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா நீ நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது டாடி இவ மூத்திரத்தை குடி அப்ப கூட உனக்கு புத்தி வராது